ஒரு மிஷினரி ஒரு ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் அந்த ஊருக்குள்ளே அவர் நுழைந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரெண்டு கை இடுக்குகளிலும் ரெண்டு கட்டையை வைத்துக்கொண்டே நடந்து வந்தார்கள் எல்லாருமே கட்டைகளை வைத்திருந்தார்கள் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் முதியவர்கள் வரைக்கும் ஆண்களும் பெண்களும் அந்த கட்டைகளை வைத்துக்கொண்டு தான் நடந்தார்கள் அந்த மிஷினரி அவர்களுக்கு சொன்னார் நீங்கள் எல்லாம் மனிதர்கள் என்னை போல கட்டை இல்லாமல் நீங்கள் நடக்க முடியும் என்று சொல்லி கட்டைகளை கொடுங்கள் என்று சொன்னார் அந்த மனிதர்கள் யாருக்கும் கட்டை இல்லாமல் நடந்து பழக்கம் இல்லை ஆகையினாலே இவர் கட்டையை வாங்கின உடனே அவர்களால் நடக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் கட்டைகள் இல்லாமல் நடக்க முடியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது எப்படி இவர்கள் இப்படி கட்டையோடு வாழ ஆரம்பித்தார்கள் என்று அந்த மிஷினரி ஆராய ஆரம்பித்தார் பல பேரிடத்தில் அவர் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் அந்த ஊரிலே உள்ள ஒரு பெரிய அரசன் அந்த அரசனுக்கு ஒரு முறை ஒரு கால் வெட்டப்பட்டது துண்டாகிவிட்டது ஆகையினாலே அந்த அரசனாலே நேராக நடக்க முடியவில்லை அவன் ரெண்டு கட்டைகளை வைத்துத்தான் நடக்க வேண்டி இருந்தது உடனே அவன் சொன்னான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை போல கட்டைகளை வைத்து கொண்டு தான் நடக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டான் யார் கட்டைகள் இல்லாமல் நடந்தால் அவர்களை கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னான் ஆகையினாலே அரசனுக்கு பயந்து எல்லாரும் கட்டைகளை வைத்துக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார்கள் அந்த அரசன் செத்து போன பிறகும் அதே பழக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வரவில்லை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் கூட இப்படித்தான் கட்டைகளை வைத்துக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார்கள் பிஸ்வாசு எல்லாருக்கும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது அவன் பொய்யன் அவன் ஒரு கொலைகாரன் ஆகையினாலே அவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறான் பாவம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறான் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறான் உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறான் உன் பலவீனத்தையும் உன்னுடைய பாவத்தையும் இயேசு சிலுவையில் அரைந்திருக்கிறா பிரைசலோ அல்ல லூயா அப்பொழுது அந்த மிஷினரி அவர்களை பார்த்து சொன்னார் இந்த பாருங்கள் இந்த கட்டைகளை பாருங்கள் நீங்கள் நான் நடக்கிறேன் நான் உங்களைப் போல ஒரு மனிதன் தான் உங்களுக்கு இருக்கிற கால் எனக்கும் இருக்கிறது நான் கட்டை இல்லாமல் அழகாக நடந்து காட்டுகிறேனே என்று சொன்ன பொழுது முதலில் அவர்கள் நம்ப தயங்கினார்கள் அதன் பிறகு ஒரு சிலருக்கு அவர் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் அந்த கட்டைகளை பிடிக்கிற உடனே முதலடியாக அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கட்டை இல்லாமல் நடந்து பழக்கமில்லை அதே போல தான் அதன் பிறகு ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை சில தடவைகள் அவர்கள் கீழே விழுந்த பிறகு அப்படியே தடுமாறி கொண்டு லேசாக நடக்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு மிஷினரியை போலவே அவர்களும் நடக்க ஆரம்பித்தார்கள் பிரைசலோ hallelujah hallelujah hallelujah hallelujah அப்படித்தான் உலகத்திலே மனிதர்கள் பாபம் செய்யாமல் இருக்க முடியாது என்கிற நிலை இருந்தது இயேசு இந்த பூமிக்கு வந்தா அவர் பூமிக்கு வந்து நமக்கு முன்பாக அவர் நடந்து காட்டினா பாவம் செய்யாமல் இப்படி நடக்க முடியும் பிரைஸ் அலலூயா அலலூயா என்னை பாருங்கள் உங்களைப் போலவே நானும் இருக்கிறேன் உங்களைப் போலவே மாம்சம் எனக்கு இருக்கிறது உடல் இருக்கிறது உங்களைப் போலவே ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன் நான் நடக்கிறதை பாருங்கள் உங்களால் நடக்க முடியும் என்று சொன்னான் அலலூயா நான் பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுகிறேன் உங்களால் என்னை போல இப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்ல வந்தா பிரைசலோ அலலூயா காரணம் உன் பாவங்களை நான் அந்த சிலுவையில் சுமந்து விட்டேன் உன் பலவீனங்களை அந்த சிலுவையில் சுமந்து விட்டேன் என் ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து விட்டேன் சொல்லுறார் லூயா அலலூயா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி